நண்பர்களே சிடி ஐஐடி பாம்பே சார்பில் தங்களை இந்த செய்முறை விளக்க பயிற்சிக்கு வரவேற்கிறோம் கற்றல் அனிமேஷன் உதவியுடன் விளக்கப்படும் பொழுது மிக எளிமையாகிறது இந்த ஆடியோ வீடியோ வாயிலான செய்முறை விளக்கம் மூலமாக ஸ்டுடியோ என்ற சாஃப்ட்வேரின் சிறப்பம்சங்களை அறிவோம் ஸ்டுடியோ கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கிற்கான ஒரு மென்பொருள் இது தங்கள் கணினி வழியை பார்க்கக்கூடிய மற்றும் செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் பதிவு செய்து கொள்ளவும் பின்னர் விருப்பம் போல் மீண்டும் பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளவும் பயன்படுகிறது இதை பயன்படுத்தி ஒரு புதிய மென்பொருளின் பண்புகளை செய்முறை விளக்கத்தோடு எடுத்துரைக்கவும் பள்ளி கல்லூரிகளுக்கான பாடங்களை ஆடியோ வீடியோவாக பதிவு செய்யவும் பயிற்சி வகுப்புகளுக்கான வீடியோ விளக்கப்படங்கள் தயாரிக்கவும் ஏபிஐ ஃபைல்ஸை ஃபிளாஷ் ஃபைல்களாக மாற்றவும் இயலும் மேலும் விவரிக்க இதன் பயன்கள் எண்ணிலடங்கா ஸ்டூடியோவை Microsoft Windows ninety five ninety eight M 4.0, 2000 or XP உள்ள கணினிகளில் உபயோகிக்கலாம் தாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது தங்களுடைய கணினி 400 MHz processor 64 MB of RAM and 4 MB of hard disk space செயல்திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் Studio ஒரு open source software இதை தாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இணையதளத்திலிருந்து இலவசமாக டவுன்லோட் செய்ய இயலும் இதற்கான இணையதள முகவரி www.camstudio.org இந்த இணையதளத்தில் கீழாக ஸ்க்ரோல் செய்து கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் இதை தாங்கள் கணினியில் டவுன்லோட் செய்து முடித்திருப்பீர்கள் இன்ஸ்டாலேஷன் முடிந்த பிறகு இதை தங்கள் கணினியில் ரன் செய்ய கேம் ஸ்டுடியோ ஐக்கனை டபுள் கிளிக் செய்யவும் தற்பொழுது கேம் ஸ்டுடியோ டயலாக் பாக்ஸை திரையில் காண்பீர்கள் மெயின் மெனு இந்த விண்டோவின் முதல் வரிசையில் உள்ளதை காணலாம் இதில் அண்ட் கீழ் தங்களால் ரெக்கார்ட் ஸ்டாப் பாஸ் அண்ட் எக்ஸிட்டை விருப்பத் தெரிவு செய்ய இயலும் இதற்கு இணையான பட்டன்களை டயலாக் பாக்ஸிலும் காணலாம் சிகப்பு ரெக்கார்டையும் சாம்பல் நிற பட்டன் பாஸ் செய்யவும் நீல நிற பட்டன் பதிவை முற்றிலுமாக நிறுத்துவதையும் பயன்படுகிறது பதிவை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பதிவு செய்ய வேண்டிய ஏரியாவை வரையறை செய்து கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது இதற்காக மூன்று விதமான கேப்சர் ஆப்ஷன்ஸை பயன்படுத்த இயலும் தாங்கள் ஒரு பகுதியை தெரிவு செய்த பின் ரெக்கார்டை கிளிக் செய்து கர்சர் மூலமாக ஒரு ரெக்டாங்கிள் வரைய அந்த பகுதி பதிவு செய்யப்படும் வரையறுக்கப்பட்ட பகுதியை பதிவு செய்ய தங்கள் விருப்பம் போல் கேப்சர் ரீஜனை பிக்சல்கள் மூலமாகவும் விவரிக்கலாம் மாறாக ஃபுல் ஸ்க்ரீனை செலக்ட் செய்ய முழு திரையும் பதிவு செய்யப்படும் ஆட்டோ பேன் ஃபீச்சர் ஸ்டுடியோவின் தனித்தன்மையான பண்புகளில் ஒன்று இது தெரிவு செய்யப்பட்டால் கர்சரை பின்பற்றி எந்த பகுதியை வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் செயற்பாடுகள் அதிகம் நிறைந்த பகுதியை பதிவு செய்ய உதவுவது இதன் மற்றொரு சிறப்பம்சமாகும் மேலும் தங்களால் தங்களுக்கு தேவையான பேனிங் வேகத்தை நிர்ணயிக்கவும் இயலும் வீடியோ ஃபைல் சைஸை தெரிவு செய்ய ஆப்ஷனுக்கு கீழாக வீடியோ ஆப்ஷன் உள்ளது இங்கு தங்களுக்கு தேவையான கம்ப்ரசரை விருப்பத்தேர்வு செய்ய இயலும் இயல்பாக கம்ப்ரசர் மைக்ரோசாஃப்ட் வீடியோ ஒன் ஆக இருக்கும் ஆனால் டிராப் டவுன் பாக்ஸில் உள்ள எந்தவொரு கம்ப்ரசர் அல்லது கோடெக்ஸை தெரிவு செய்யும் சுதந்திரம் தங்களுக்கு உள்ளது அது மட்டுமல்லாமல் தாங்களே தேவைக்கேற்ற கோடக்ஸை இணையதளத்திலிருந்து டவுன்லோட் செய்து பயன்படுத்தும் வாய்ப்பும் உள்ளது வீடியோ செட்டிங்ஸை தங்கள் தேவைக்கேற்ப பெறுவது ஃபைல் சைஸ் குவாலிட்டி மற்றும் ஃப்ரேம் ரேட்டை நிர்ணயிப்பதன் மூலம் முடியும் கீ ஃப்ரேம்ஸ் கேப்சர் ஃப்ரேம்ஸ் மற்றும் பிளேபேக் ரேட்டிற்கான வேல்யூவை நிர்ணயிக்க முதலில் ஆட்டோ அட்ஜஸ்ட் பட்டனை செயலிழக்க செய்யவும் பின்னர் தங்கள் தேவைக்கேற்றபடி இந்த வேல்யூக்களை தெரிவு செய்து கொள்ளலாம் இந்த செயல்முறை பயிற்சியை பதிவு செய்ய நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வீடியோ ஒன் கம்ப்ரஸரை பயன்படுத்துகிறோம் மற்றும் கீ ஃப்ரேம்ஸ் ஐந்தாகவும் கேப்சர் பிரேம்ஸ் இருநூறாகவும் பிளேபேக் ரேட் ஐந்தாகவும் நிர்ணயிக்கப்பட்டது குவாலிட்டியும் ஐம்பதாக குறைக்கப்பட்டது பல முறை ட்ரையல் அண்ட் எரர் மற்றும் வகை பெர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸில் செய்து பார்த்ததன் மூலம் இந்த அளவீடுகள் தரமான அவுட்புட் மற்றும் ஃபைல் சைஸிற்கு ஆப்டிமைஸ் செய்யப்பட்டது கர்சர் ஆப்ஷனை நிர்ணயிப்பதன் மூலம் அதிகமான செயல்பாடு நிறைந்த பகுதியில் கவனம் செலுத்த இயலும் இதற்கு ஆப்ஷன்ஸ்க்கு கீழாக கர்சர் ஆப்ஷனை கிளிக் செய்யவும் இதில் உங்களால் இரண்டு விதமான செயல்பாட்டை தெரிவு செய்ய இயலும் ஒன்று கர்சரை காண்பிப்பது மற்றொன்று கர்சரை மறையச் செய்வது இவற்றுள் கர்சரை காண்பிப்பது இயல்பானது அதிலும் தங்களுக்கு மூன்று வாய்ப்புகள் உள்ளது முதலாவது த ஆக்சுவல் கர்சர் இரண்டாவது the custom cursor இதை டிராப் டவுன் பாக்ஸிலிருந்து தெரிவு செய்யலாம் அல்லது தங்கள் கணினியில் உள்ள ஃபோல்டரில் இருந்தும் ஒன்றை தெரிவு செய்து உபயோகிக்கலாம் மூன்றாவது கர்சர் அமைந்துள்ள இடத்தை ஹைலைட் செய்ய உதவுவது இதற்கு இந்த பாக்ஸை செயல்படச் செய்வதன் மூலம் கர்சருக்கான சைஸ் கலர் மற்றும் ஷேப்பை தங்களால் தெரிவு செய்ய இயலும் பின்னர் ஓகேவை கிளிக் செய்யவும் இப்பொழுது தங்கள் தெரிவு செய்த பண்புகள் கொண்ட கர்சரை ரெக்கார்டட் வீடியோவில் காணலாம் ஆனால் தங்கள் கர்சரில் எந்த மாற்றமும் இருக்காது இதற்கான செயல்முறை விளக்கத்தை காணவும் இயல்பில் கேம் ஸ்டூடியோவில் ஆடியோவை பதிவு செய்ய இயலாது ஆடியோவை தங்கள் மைக்ரோஃபோன் வழியே பதிவு செய்ய இயலும் இதற்கு சவுண்ட் கார்டுடன் கூடிய மைக்ரோஃபோன் தேவை கணினியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஸ்பீக்கர்கள் வாயிலாகவும் ஆடியோவை பதிவு செய்ய இயலும் மேலும் மற்றொரு ஆப்ஷனான ப்ரோக்ராம் ஆப்ஷனின் கீழ் உள்ள சப் ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள பண்புகளை தெரிவு செய்வதன் மூலம் கேம் ஸ்டுடியோவின் இயக்கத்தை தேவைக்கேற்றபடி கஸ்டமைஸ் செய்து கொள்ள இயலும் இதில் உள்ள மினிமைஸ் புரோகிராம் ஆன் ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கை தெரிவு செய்யவும் இது ஸ்டூடியோவை சிஸ்டம் ட்ரேவில் மினிமைஸ் செய்யும் இப்பொழுது தங்கள் கணினி திரையில் கீழாக வலது மூலையில் இரண்டு ஸ்டூடியோ ஐக்கனை காணலாம் காரணம் இந்த செயல்முறை விளக்கத்திற்கு நாங்கள் ஸ்டூடியோவை பயன்படுத்துகின்றோம் மேலும் இதில் உள்ள ரெக்கார்ட் டு ஃபிளாஷ் ஆப்ஷன் மூன்று சப் ஆப்ஷன்களைக் கொண்டுள்ளது கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வழியே தங்களால் ரெக்கார்ட் பாஸ் ஸ்டாப் அண்ட் ரெஸ் செய்ய ஹாட் கீஸை நிர்ணயிக்க முடியும் கேம் ஸ்டுடியோ பற்றி தங்களுக்கு தேவையான தகவல்களை அளித்துள்ளோம் என நம்புகிறோம் இந்த ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை தங்கள் இணையதள வழி கல்வி முறைகளுக்குப் பயன்படுத்தவும் இதை நன்றாகப் கொண்ட பிறகு இதைவிட சிறந்த எடிஷனை பயன்படுத்தும் ஆர்வம் தங்களுக்கு வரலாம் அதுவரை இந்த செயல்முறை விளக்கத்தை கண்டுகளித்தமைக்கு சி டீப் ஐஐடி பாம்பே சார்பில் நன்றி கூறி விடைபெறுவது அன்புமதி பழனிசாமி